வணக்கம் இது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் பார்த்துட்ருக்கோம் ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் நமக்கு பை கால் வந்திருக்கு டைம் இப்போ எயிட் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது இது ஃபைவ் மினிட் ஷார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் க்ரூட் ஆயிலில் எப்படி இந்த சார்ட் வந்து கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி தருது அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நமக்கு இன்றைக்கி நைட்டில் தான் ஆக்சுவலி பை கால் ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு எயிட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர்னு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அது அதுக்கு ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேயே வந்து வந்துருச்சு இது வந்து ஒரு டென் ஃபார்ட்டி நைனுக்கு வந்து வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் அது வந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு தான் வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துச்சு அந்த செல் கால் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்த buy call four six five ஃபைவ்ல நமக்கு பை கால் வந்துட்டு ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி மார்னிங்கில் செல் கால் வந்துச்சு அது கேப்சர் பண்ண முடியல பட் ஆனால் இப்போ பை கால் வந்தபடி போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால்ஸ் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது எல்லாமே நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லையும் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் அதே மாதிரி ஒன் மினிட்லையும் பண்ண முடியும் ஃபைவ் மினிட் ஒரு நாளைக்கு டூ என்ட்ரிஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒன் மினிட் நமக்கு நிறையாவே என்ட்ரிஸ் கிடைக்கும் பட் ஆனால் இதில் ப்ராஃபிட் நம்ம டென் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ஃபஸ்ட் ஆரட்டோட வெளியே வர்ற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி கிட்டக்க வந்திருக்கு பைக்கால் ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டீனில் வந்திருக்கு பட் ஆனால் இது நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் வரைக்கும் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃபோர் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபஸ்ட் ஆர்ட் அதோட வெளியே வந்துடணுன்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் ஏன்னா இதில் வந்து ஒன் மினிட்டுங்க எல்லாம் நமக்கு என்ட்ரிஸ் நிறையா இருக்கும் ஒரு டென் டென் பாயிண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம டென் டென் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் நல்லாவே புக் பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஸோ இது பாருங்கள் ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க ட்ரேடிங் போயிட்டுருக்கு four six forty five forty six இந்த ரேஞ்சில் பட் நாங்கள் எய்ம் பண்ணுற டார்கெட் செகண்ட் டார்கெட் ஸோ இது வந்து ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் காட்டுது அதை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பைக்கால் அப்படின்றதுனால உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாமே கலர் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அதான் ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும் போதே உங்களுக்கு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் செட் ஆயிரும் செட் ஆகிட்டு அதே கலரில் தான் உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகும் எப்போ அடுத்த ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கும் அதனால தான் ப்ரீவியஸ் கால் பாருங்கள் காலையில் ஆக்சுவலி டென் ஃபிஃப்டிக்கு வந்திருக்கு செல் கால் அப்போ வந்த செல் கால்னால் கேண்டில் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது ரெட் கலராக சேஞ்ச் ஆனது இப்போ எயிட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு எப்போ பையிங் ட்ரெண்ட் பை காலாக சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்ச் ஆன next second day candle color வந்து மாறும் கேண்டில் கலர் எப்போ மாறும்னா ஒரு பாயிண்ட் ஓப்பன் ஆகும்போதே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் வருது அப்படின்னா அப்போயே ஃபிக்ஸ் ஆயிரும் அது என்ன கேண்டில்னு அதாவது பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டான்ட்டு அப்போ ஃபிக்ஸ் ஆகிறது அப்படியே வந்து அடுத்த ட்ரெண்டு இருக்க வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு தடவை ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆகிட்டு அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அதே கலர் தான் மெயின்டைன் பண்ணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம் அதுக்காண்டி இதை நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி தான் இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் இன்றைக்கி பை கால் வந்திருக்கு அது கேண்டில்னுடைய ஓப்பன் ப்ரைஸே ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தான் அது ஓப்பன் ஆகும்போதே பை கால்னு வந்துடும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி பையிங் ட்ரெண்டோ செல்லிங் ட்ரெண்டோ அடுத்த ட்ரெண்ட் மாறினாலும் சரி உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஓப்பன் ஆகும் போதே அது வந்து செட் ஆயிரும் பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போதே target one target two stop loss அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த சார்ட்டில் அப்படியே வந்துடும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த சார்ட் அப்படியே வந்துடும் வந்துட்டு அப்படியே டெய்லி ஒவ்வொரு தடவை மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு கேண்டில்ஸ்னுடைய கலர் மாறும் அதோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறத இன்டிமேட் பண்ணுறதோட நமக்கு என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம் டார்கெட் ஒன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு நமக்கு கால்ஸும் சேர்ந்து லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்களே இந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டி ஆகுது ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா எயிட் தேர்ட்டி ஃபோருக்கு ஸோ எயிட் தேர்ட்டி ஃபோருக்கு வந்த பை கால் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பை பாயிண்ட் மறுபடியும் வந்துச்சு ஒரு நைன் டுவெண்ட்டி கிட்டக்க வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா டென் டுவெண்ட்டிக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் அதாவது நமக்கு பைக்கால் வந்தது எயிட் தேர்ட்டி ஃபோருக்கு எயிட் தேர்ட்டி ஃபோருக்கு வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா டென் டுவெண்ட்டிக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ மேலே வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும் ஜென்ரேட் பண்ணுற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் பட் ஒன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு லிமிட்டட் என்ட்ரிஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக வந்த செல் கால் இது ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே இன்றைக்கி டே ஓப்பனிங்கில் வந்துச்சு ஒரு டென் ஃபார்ட்டி நைனுக்கு ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் வந்தது அதுக்கப்புறம் continues down four thousand six hundred range வரைக்கும் ட்ரேடிங் போச்சு ஸோ இதெல்லாம் அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் வந்த பைசல் கால்ஸ் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்த செவன் ஃபார்ட்டி நைனுக்கு வந்த பை கால் அது செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒவ்வொரு என்ட்ரி ஒரு என்ட்ரி ரெண்டு என்ட்ரி அன்றைக்கி பர் டே பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் நிறையா வேணும் நல்லா ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணணும் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ஒன் மினிட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு அதை வச்சும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஓனாக பார்த்து இதை எப்படி ட்ரேட் பண்ணலான்னு நீங்களே பார்த்து பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில்ஸுடைய கலர் மாறும் பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலராக மாறும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலராக மாறும் என்ன பாயிண்டில் பை செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸோட ட்ரெண்டு மாறும்போது உங்களுக்கு கிடைக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ